ஆஸ்பிரே என்ன பண்ணிட்டு இருக்க நான் நான் பாத் எடுத்துட்டேன் நல்லா பாத் ஓகே நம்ம இன்னைக்கு ஷாக் பைட் இருக்கோம்ல விளையாடு ஆமா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போறேன் நான் ஷாக் பைட் நான் நிறைய வாட்டி விளையாடிருக்கேன் ஓ அது என்னது ஏதோ சீல் என்னமோ இருக்கு எல்லோ கலர்ல இதே மாதிரி ஆ அது வந்து light phone oh okay thank you ஏய் அதான் ஷாக்கா வா ஷாக் ஸ்கின்ஸ் கூட நீ செலக்ட் பண்ணிக்க ஓ டாடா அவன் ஒருத்தன் தான் சர்வே பண்ணிப்பா குளோ போட்ஸுக்கு கோல்டன் ஸ்பீட் போட்டா வா என்ன நைட் ஆயிடுச்சு ஏய் இது என்னது இதுவா ஸ்பிளிட் ஆனது சூப்பர் போட் என்ன night time super boat join பண்றேன் போட்டா ம் ஷிப் சொல்ல வா ஷார்க் வா இது நெக்ஸ்ட் ஷார்க்கா யார் நெக்ஸ்ட் ஷார்க்கா இருக்க போறாங்க பிளேஸ் ஏதா ஷார்க்காவும் இருப்பான் ஓகே நான் கிடையாது ஓகே ஓகே உனக்கு நான் இன்வைட் தரேன் ஓகே இதுதான் ஓகே ஓகே என்கிட்ட ரப்பர் டக்கி அப்புறம் ப்ளூ ஒயிட் போட்டு அப்புறம் ஒரு பேப்பர் போட்டு ஆ இதா ஓய்யோ ஏன் ஷாக் அது இவ்வளோ கம்மியாக இருக்கு என்ன இது கண்ணா ஆ ஓ சாரியா நானா ரைட் பண்ண முடியுமா ஆ ரைட் பண்ண முடியும் வா இரு இரு ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் boss boss boss boss boss நான் வந்து இதுல போய் உட்காந்துக்கிறேன் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து நான் எப்படி இறங்குறது ஸ்பேஸ் ஓகே இறங்கிட்டேன் ஓட்டு ஓட்டு ஓட்டவா நான் ஏறி உட்காந்துக்கிறேன் வேற இடத்துல போட் போயிட்டே இருக்கு we're going நைட் டைம் சர்வை பண்ணிட்டோம் நீ கொஞ்சம் நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டுறேன் ஓகே stop the boat. இருக்கு ஓகே படமா இன்னும் உட்காரல இரு பரவாயில்ல போகவா எனக்கு ஷாக்கே தெரியல சுத்தமா ஷாக்கிங் பின்னாடி தான் இருக்கு நினைக்கிறேன் ஆமா ஆமா தான் இருக்கு இருக்கு இல்ல ஒன்னும் ப்ராப்ளம் உட்கார் உட்கார் உட்கார் கன்னு தோண்டா சுட போதேன்டா ஓகேமா எங்கடா இருக்க நான் கன் எடுத்து சுடலான்னு பார்த்தேன் ஆனா முடியல ஏய் ஆஸ்பே ஐடா எந்த அப்படி சுட முடியல உங்களுக்கு வேற கன் ஓ ஷாக் எங்க சுடணும்டா டார்ச் லைட்ல இல்லையா நமக்கு ஆஹா இல்ல ஆ ஒண்ணு இல்லையே இது அங்க ஓ killing <laughs> here. wow. Yeah. That's the first match I Easy, I get the game.